அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு பிடிச்ச இண்டிகேட்டராக பெஸ்ட்டான ஒரு இண்டிகேட்டர் தான் நம்ம நிறைய பேர் வந்து தேடுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இண்டிகேட்டர் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இது என்ன பண்ணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நல்ல டெக்னிக்கலாக அந்த கேண்டிஸ்டிக் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும் அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அந்த கேண்டிலுடைய பிரேக் அவுட் கிடைக்கும்போது மட்டும்தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு காலாகவே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் இது பியூராக ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துரும் இதை பார்த்துட்டு இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் வச்சு நீங்கள் மேனுவல் ட்ரேடும் பண்ணிக்கலாம் ஆட்டோ ட்ரேடும் பண்ணிக்கலாம் இந்த சார்ட் ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் உங்களுக்கு கேண்டில் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்கோம் சும்மா அந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க அதில் ட்ரெண்டு மாறும்போது இப்போ நமக்கு எப்படி கேண்டில் கலர் மாறுச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் செகண்டில் அதே மாதிரியே நமக்கு கேண்டில் கலர் சேஞ்ச் ஆயிரும் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட்லேருந்து ஒரு ஒயிட் கலர் லைன் வரும் அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் கீழே இருக்க red colour lines target line இது வந்து செல் காலுக்கு அடுத்து நாங்கள் பைக்காலும் காலும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ஒரு பைக்கால் கால் வந்தால் இந்த சார்ட்டில் பார்க்க எப்படி இருக்கும் செல் கால் வந்தால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கால் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஷோ பண்ணுறோம் ஸோ இன்னமும் உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட் ஃபீலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லைன் ஏன்னா இதுக்கு மேலே லாஸ் வந்து வச்சுக்கக்கூடாது அதோட கட் பண்ணிக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் ஸோ எவ்ரி டே உங்களுக்கு டெய்லி ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஜஸ்ட் அதில் வர கால்ஸை பார்த்து ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க இப்போ கால்ஸை பார்க்கலாம் இதில் நமக்கு செல் கால் கிடச்சிருக்கு sell at forty one three nineteen point ninety இது வந்து ஆக்சுவலி நம்ம டெய்லியும் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஓல்டு வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கலாம் channel name NSC commodity trader இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஃபார்ட்டி ஒன் டூ சிக்ஸ்டீன் அதாவது ஒன் ஆட் த்ரீ பாயிண்ட் இருக்குது நமக்கு எப்படி மார்க்கெட் மொமெண்டம் தருதுன்றதை வெயிட் பண்ணியே பார்க்கலாம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போகுது ஏன்னா நமக்கு கால் கிடச்ச இந்த டைமிங் பாருங்கள் ஒரு லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே இருக்குது ஸோ இந்த டயத்துலலாம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஒரு டுவெல் ஓ கிளாக் தான் வந்து நல்ல ஒரு ஸ்பீடப்பாக இருக்கும் அடுத்து ஓப்பனிங் மார்க்கெட் நல்ல ஸ்பீடப்பாக இருக்கும் இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எந்த மாதிரி மொமெண்டம் போகுதுன்றதை நம்ம டேரெக்டாகவே பார்ப்போம் செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போச்சு பட் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச கால் டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு நல்ல ஒரு டவுன் சைட் இறங்குச்சு ஆக்சுவலி அந்த டவுன் மொமெண்டம் அங்கேயோட நிற்கலை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கிக்கிட்டே வந்ததில் ஃபார்ட்டி ஒன் தௌசண்டையே பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் ரெக்கவரி கொடுத்துச்சு மறுபடியும் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டே வந்தது ஒரு ஃபார்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டியை தாண்டின போது நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ஏறுற மாதிரி இருக்குது ஒரு பையிங் மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆகுது ஸோ நமக்கு கேண்டில் கலர் இப்போ க்ரீன் கலரில் மாறிட்டு buy at hundred and thirty four point forty அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு ஸோ ஃப்யூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் கீழே தான் ட்ரேடிங் போகுது ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம் மேலே இருக்க green colour lines target line கீழே இருக்க red colour line stop loss line so எப்படி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகையில் ஒரு கால் கிடச்சிச்சோ அதே மாதிரியே நமக்கு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பை கால் வரும்போதும் கால் வந்து ஜெனரேட் ஆகுது கேண்டில் கலரும் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ எவ்ரி டே இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் வந்து நமக்கு இந்த சார்ட்டில் ஜெனரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வரும் ஸோ சும்மா அந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க நமக்கு கிடைச்ச பைக்காலும் பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி ஃபஸ்ட்டு வந்து first target range break out பண்ணுச்சு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ண நெக்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துச்சு இது பார்த்திங்கன்னா bank nifty weekly call option நம்ம இப்போ ஃப்யூச்சர் சார்ட் பார்த்தோம் ஃப்யூச்சரில் கால் வந்தால் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்தோம் அதே ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் கால் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதே நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு out of the money option தான் ஷோ பண்ணுறோம் ஏன்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபார்ட்டி ஒன் ஹண்ட்ரட் தான் நல்ல ஒரு டீப்பான அவுட் ஆஃப் த மணி ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டு கீழே காட்டுறோம் ஏன்னா நிறையா பேரால் ரொம்ப ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியாது நிறைய பேர் நிறையா லாட் வாங்கணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு ஒரு கம்மியான ஒரு லாட் சைஸ் வேணும் கம்மியான ஒரு ப்ரீமியம் பே பண்ணக்கூடிய ஒரு லாட் கிடச்சா நல்லாயிருக்கும்ல ஸோ அதுக்காண்டி தான் ஒரு டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் சார்ட் நம்ம பார்க்குறோம் forty one five hundred call option நல்ல ஒரு நானூறு பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு call option out of the money option இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன் செவன்ட்டி த்ரீயில் பை கால் வந்திருக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ண டயத்தில் டூ தேர்ட்டி வரைக்கும் மொமெண்டம் இருக்குது ஸோ டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது ஒரு அவுட் ஆஃப் த மணி இவ்வளோ தள்ளி இருக்க ஒரு அவுட் ஆஃப் த மணிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக ஒரு தேர்ட்டி பாயிண்ட் கிட்டக்க கிடைக்கிது ஸோ ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம் உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தேங்க்யூ